அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி மேல் ஆகுது இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்குன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு by eight four one three அப்படின்ட்டு நமக்கு வந்து கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கும் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் அந்த கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு கால்ஸும் வேறு கிடச்சிரும் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை எவ்ரிடே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் டக்குன்னு நமக்கு கேண்டில் க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிட்டு ஃபோர் தேர்ட்டினில் பை பண்ணலான்னு வந்துருச்சு டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரெட் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது four fourteen second target two point இருக்குது ஃபோர் ஃபிஃப்டீன் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதுவே கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்ம அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் பாயிண்ட் டார்கெட்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணும் ஏன்னா மார்க்கெட்னுடைய வால்டாலிட்டி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த வார் ரிலேட்டட் நியூஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நல்ல ஹெவியான மூவ்மெண்ட்டில் நல்லாவே வந்து ஸ்பீடாகவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் அச்சீவ் ஆகுதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் போகுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ஜென்ரேட் ஆனது ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக ரைஸ் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டின் எயிட்டி ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் டுவெண்ட்டி கிடச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டின் எயிட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்தது செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ண next second day four fourteen twenty range வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு மார்க்கெட் அதுக்கப்புறமும் அந்த பையிங் மொமெண்டமில் தான் கண்டினியூ ஆச்சு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே first target range break out ஆனது அடுத்து second target range break out வந்து கொடுத்துச்சு ஃபோர் தேர்ட்டீனில் வந்தது இப்போதைக்கு ஃபோர் ஃபிஃப்டீன் போச்சு இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே first target and second target ரெண்டையுமே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு இப்போ ஃபோர் நைன்டீன் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ஒரு பையிங் மொமெண்டம் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது பட் ஆனால் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க அந்த இடத்துல இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு டார்கெட் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்டாப் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இருக்கும் இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ